Thank mm-hmm. you. எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க என் பர்கர் சாப்பிட வாங்க பர்கர் மட்டும் இல்லைங்க ஃப்ரைஸ் இருக்கு பீட்சா இருக்கு மோமோஸ் இருக்கு எல்லாமே இருக்கு வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறுக்கு பயல்வலா பல கிலோமீட்டர் பறந்து வந்த பறவைக்கு சோறு வைங்களேன் அறுத்து கிழிச்சு விடுவோம் பார்த்துக்கோ சீஸ் பர்கர் எப்படியாவது இன்னைக்கு ஆட்டையை ஓட்டுறணும் ஏ கொக்கே ஒரே ஒரு பாட்டு பாடு கண்ணி சாமி புதுசா மாலை ஏறும் நான் அப்பா இப்படி தான் பாடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க